ஆச்சரியமாக இருக்கிறது அல்லவா உலகில் வெவ்வேறு இடங்களில் நடக்கும் வெவ்வேறு நகர்வுக்கு பின்னாலும் ஏதோ ஒரு வியாபாரியின் சூழ்ச்சி திட்டம் நிச்சயமாக இருக்கிறது அது கோவைக்கு வரும் இந்த சூயஸ் நிறுவனத்திற்கும் தகும் மூவாயிரத்தி நூத்தி ஐம்பது கோடியை சுமந்து கொண்டு தமிழகத்தில் கடைவிருக்கும் இந்த சூயஸ் நமக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் நீர் கொடுத்து சேவை செய்வதற்காகத்தான் வந்திருக்கிறான் என்று நீங்கள் நினைத்து கொண்டிருந்தால் நிச்சயம் உங்கள் பைகளில் பணங்களை நிறைத்து வைத்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் இனி நீங்கள் கழிவறைக்கு சென்று கழுவும் நீருக்கும் காசு கொடுக்க வேண்டும் ஆம் அதுதான் சூயஸின் அஜெண்டாவே உங்கள் வீடுகளில் இருக்கும் கிணறுகளையும் ஆழ்குழாய் துளைகளையும் முதற்கட்டமாக மூடச் சொல்லும் அந்த நிறுவனம் ஏன் என்று கேட்டால் அதான் நான் இருபத்தி நான்கு மணி நேரமும் நீர் கொடுக்கிறேனே பிறகதற்கு உனக்கு என்று கூறும் அதோடு நிறுத்திக் கொள்ளாது மழை நீரை பிடிப்பதற்கும் மழை நீரில் விவசாயம் செய்வதற்கும் தடை விதிக்கும் கற்பனைக்கு எட்டாத விடயமாக இருக்கிறதல்லவா ஆனால் இது போன்று பல நாடுகளில் தடை விதித்து ராஜயோக வாழ்க்கை வாழ்ந்த ஒரு நிறுவனம்தான் இந்த சூயஸ் நடிகர்களும் சாமியார்களும் இணைக்கும் அந்த ஆறுகளை அது தனக்கானதாக ஆக்கிக் கொள்ளும் அதிலிருந்து மீனை பிடிப்பதற்கு கூட எவனுக்கும் அனுமதி கிடைக்காது இதில் இன்னொரு விடயம் என்னவென்றால் இந்தியாவில் விவசாயம் பார்க்க கூட அந்த ஆறுகளில் இருந்து கட்டணம் வசூலிக்கப்படும் இவ்வளவு செய்யும் இந்த சூயஸ் யார் தெரியுமா பிரான்ஸ் நாட்டில் இருக்கும் ஒரு தனியார் நிறுவனம் என்று கூறக்கூடிய இந்த சூயிஸ் நிறுவனம் பல நாடுகளில் தனது ஆக்டோபஸ் கரங்களை மண்ணிற்குள் பதித்து அங்குள்ள நீர்களை எல்லாம் உறிந்தது போக அந்நாட்டு மக்களின் உழைப்பையும் இரத்தத்தையும் உறிந்த ஒரு அதிபயங்கரமான நிறுவனம் தான் இந்த சூயஸ் இது பல நாடுகளில் தன் நரவேட்டையில் எப்படி வெற்றி கொண்டது என்ற ஒரு தகவலை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் கிட்டத்தட்ட பதினெட்டு ஆண்டுகளுக்கு முன் பொலிவியாவில் நடந்த ஒரு சம்பவத்தை பற்றி தெரிந்து கொள்ள வேண்டும் ஆம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழாம் ஆண்டில் முதன் முதலாக பொலிவிய மண்ணில் கால் பதித்த அந்த சூயஸ் மக்களிடம் கூறிய முதல் ஆசை வார்த்தை நான் உங்களுக்கு இருபத்தி நான்கு மணி நேரமும் சுத்தமான தண்ணீரை மிக குறைந்த விலைக்கு உங்கள் வீட்டிற்கே வந்து கொடுக்க போகிறேன் என்று கூறியதுதான் ஆம் நம்மவர்கள் விடுவார்களா ஒருவன் வீட்டிற்கே வந்து நாம் அனைத்து தேவைகளுக்குமான தண்ணீரை கொடுக்கிறேன் என்கிறான் எந்த நாட்டில் இப்படி இருக்கிறது என்று பெருமை பேசி அதை உள்ளே அனுமதித்து விட்டார்கள் அனைத்து ஊடகங்களும் பொலிவியாவை புகழாரம் சூழ ஆரம்பித்து விட்டது எப்படி தெரியுமா தண்ணீர் தேவையில் தன்னிச்சை அடைந்துவிட்ட பொலிவியா என்று உலகம் முழுவதும் கூவத் தொடங்கின ஆனால் இந்த மக்களுக்கோ எதிர்காலத்தில் தங்களது ரத்தம் குடிக்கும் ஒரு நிறுவனத்தை தான் நம் மண்ணில் வளர்த்தெடுக்கிறோம் என்ற விடயம் அப்போது அவர்களுக்கு தெரிந்திருக்கவில்லை நிறுவனம் தொடங்கிய மூன்றாம் ஆண்டிலேயே மக்கள் தங்கள் பணிகளை நிறுத்தி ஆண் பெண் சிறுவர் பெரியவர் என பாகுபாடின்றி சாலையில் இறங்கி போராட ஆரம்பித்து விட்டார்கள் ஒட்டுமொத்த மக்களும் போராடும் அளவுக்கு என்ன செய்துவிட்டது அந்த சூயஸ் நிறுவனம் நாம் மேலே கண்ட அதே கதைதான் மழைநீரை பிடிக்கக்கூடாது கிணறுகளை மூட வேண்டும் ஆற்றில் இறங்கி குளிக்கக்கூடாது மேலும் ஆறுகளிலிருந்து யாரும் தண்ணீர் எடுக்கக்கூடாது வீட்டில் பொருத்தப்பட்ட குழாயின் மீட்டரை கடந்து வரும் தண்ணீரை மட்டுமே உபயோகிக்க வேண்டும் நாளிலே இவ்வாறு கடுமையான சட்டங்களை விதித்தது அந்த சூயிஸ் நிறுவனம் வீட்டிற்கு விருந்தாளிகள் வந்தால் தண்ணீர் அதிகமாக செலவாகுமோ என்று எண் ஒரே நாளிலேயே வீட்டை விட்டு அனுப்பும் சூழ்நிலை எல்லாம் அவர்கள் கண்டிருந்தார்கள் காலம் செல்ல செல்ல மக்களுக்கு அந்த நாடு ஒரு நரகம் போல காட்சியளித்தது பொறுக்க முடியாத சில மக்கள் வீட்டை விட்டு வெகு வெகுவாக சாலையில் இறங்கி போராட ஆரம்பிக்கிறார்கள் அவர்களை கண்ட மற்றவர்களும் அவர்களுக்கு ஆதரவாக போர்க்களத்தில் இறங்குகிறார்கள் ஆம் ஒட்டுமொத்த நாடே அரசுக்கு எதிராக களம் கண்டது அரசுக்கு மிகப்பெரிய நெருக்கடியை உண்டாக்கியது அந்த போராட்டம் உலக வங்கி அந்த அரசை எச்சரித்தது அரசோ மக்களை எச்சரித்தது எச்சரித்ததோடு நிற்கவில்லை மக்களை சுடவும் உத்தரவிட்டது காவல்துறையும் தெருவில் இறங்கி சுட்டது தண்ணீருக்கு காசு கொடுத்து சாவதை விட நம் வரி பணத்தில் அரசுக்கு கொடுத்த துப்பாக்கி குண்டுகளால் செத்து விடலாம் என்று முடிவெடுத்த மக்கள் துப்பாக்கி முனைகளுக்கு முன்னால் தங்கள் நெஞ்சை பதித்து போராட்டத்தை வீரியப்படுத்தினார்கள் இறுதியாக அங்கு பல மக்கள் கொன்று குவிக்கப்பட்டார்கள் பல போராட்டக்காரர்கள் காணாமலேயே போய்விட்டார்கள் அங்கு அத்தனை மக்களையும் கொன்று குவித்து அந்த இரத்த கரையோடு இன்று தமிழகம் வந்திருக்கும் இந்த சூயிசை நீங்கள் அனுமதிக்க போகிறீர்களா அல்லது தண்ணீரை மக்களுக்கு கொடுப்பது அரசாங்கத்தின் கடமை எனவே இதை அரசாங்கம்தான் செய்ய வேண்டும் என்று அந்நிறுவனத்தை எதிர்க்கப் போகிறீர்களா என்று இன்றே தீர்மானித்துக் கொள்ளுங்கள் ஏனெனில் நீங்கள் எடுக்கும் முடிவை பொறுத்துதான் எதிர்கால சந்ததிகள் நம்மை போற்றுவதும் தூற்றுவதும் அடங்கி இருக்கிறது